அனைவருக்கும் வணக்கம் the Sivakrishna yo ninety skill எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் வெல்கம் டு மை சேனல் சமீப காலமாக ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு யூடியூப்பில் கார்ப்பரேட் யூடியூபர்ஸ் அண்ட் சோலோ யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வீடியோவில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்த வீடியோன்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பலை அந்த வீடியோ வந்ததுலேருந்து ஸ்லோலி ஸ்லோலி ஹேட்ரட் ரொம்ப அதிகமாகிடுச்சு அண்ட் அது கவுண்டராக வந்து நிறைய பேர் வீடியோ ஷூட் பண்ணி போட்டாங்க அதுக்கு பதிலடி நிறைய பேர் அடித்தாங்க அந்த சேனலுக்கு பட் அந்த சேனல் ஓனர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ என்ன வெறுக்கிறீங்களோ அவ்வளோ நான் வளர்ந்துட்டே போவேன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது உண்மைதான் நம்ம சேனலுக்கு வியூ கிடைக்கிது இல்லையா அவங்களுக்கு மட்டும் மில்லியன்ஸில் வியூ கிடைக்கிது ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா பேசிக்கலி கார்ப்பரேட் யூடியூபர்ஸ்க்கு அதுக்கு அவங்களுக்கு ஒன்று ஒரு டீம் இருக்கும் இந்த மாதிரி பண்ணணும் கான்டென்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு டெக்னிக்கல் டீம் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒரு ஒரு குரூப் மாதிரி இருக்கும் கார்ப்பரேட் யூடியூபர்ஸ்க்கு அண்டு சமீப காலத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸ் ஈவன் தோ அவங்க வந்து ஐ மீன் செலிப்ரேட்டட் பீப்புள் செலிப்ரிட்டிஸ்னா மெனி நோன் நேஷ்னல் டிவிஸில் சேனல்ஸ்லலாம் நிறைய பேர் வந்துட்டு they are doing active work in that at the same time they having a YouTube channel so two sides of income அவங்க வந்து அதில் ஆக்ட் பண்ணிவிட்டு ரியாலிட்டி ஷோவில் பண்ணிவிட்டு சீரியல்ஸ் பண்ணிவிட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க அட் த சேம் டைம் யூடியூப்பில் வந்துட்டு ஒரு குக்கிங் இல்லைனா டெய்லி லைஃப் ஸ்டைல் இல்லைனா அவங்க ட்ராவல் வீலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க so YouTube is open for all YouTube வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது எல்லாருக்கும் அதை வந்து பொழப்பாகவே வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இப்போ நான் வந்துட்டு என்ன நான் வந்து ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ஃபாலோவர்லாம் கிடையாது எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக நைன்டி டூ சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கேன் நான் வந்து கரெக்டாக ஆகஸ்ட் fifteenth if I am not wrong August fifteen twenty டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணேன் என் ஜேர்னியை ஸோ என்ன பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுன்னும் போது நைன்டிஸ் கிட் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணேன் ஏன்னா அதுதான் எனக்கு தாட்டில் வந்தது அதுக்கப்புறம் உங்களால் குக்கிங் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பண்ணலாம் அப்புறம் சாரி ஒரு வெளியே வீலாக் மாதிரி பண்ணேன் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு முழுமையான ஹாப்பினஸ் இல்லை நம்ம வந்து எந்தில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இது ஒர்க் ஆகும் எப்படி நம்ம ஷேரிங் பண்ணோம் எப்படி இந்த வியூஸ் சேர்த்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ கடைசியில் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு தியரி ரிலேட்டட் ஐ மீன் ஒரு நியூஸ் ரிலேட்டடாக பண்ணலாம் ஒரு புது விஷயம் சொல்லலாம் ஜனங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் போயிட்டுருக்கேன் so presently my subscriber count is ninety two நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நான் சொன்னால் வந்து இங்கே ரீச் ஆகுமான்னு தெரியல பட் இந்த பிரச்சனையில் நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்துட்டு இவங்க சோலோ யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து யோசி யோசிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு கண்டென்ட் யோசிச்சுட்டு அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு டைரெக்ஷன் மாதிரி யோசித்து கேமரா பண்ணி ஐ மீன் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு it's a very it's very long process I accept it நானும் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ஒரு புது இதுவாக இருந்தது புது புது இப்படி சொல்கிறது ஒரு நியூ பிகினிங்காக இருந்தது நானும் இந்த இந்த ப்ராசஸ் நான் ஒத்துக்கிறேன் இது வந்து ஏன்னா ரொம்ப டீடியஸான ஜாப் ஒரு கான்செப்டில் லாக் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி திருப்பி அதை அப்லோட் பண்ணிவிட்டு அது என்ன தம்னேல் வைக்கலாம் அதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பெரிய ஒரு மைண்ட் பிரெயின் ஸ்ட்ராமிங் ப்ராசஸ் தான் நான் ஒத்துக்கிறேன் அது நான் தப்புன்னு சொல்ல பட் இங்க கார்ப்பரேட் யூடியூபர்ஸ் என்ன ஆகுதுன்னா கார்ப்பரேட் யூடியூபர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு டூர் மாதிரி போட்டுட்டு வீட்டில் ஆர் சம்திங் பர்சனல் ஸ்பேஸ் ஏதாவது ஒரு டூர் மாதிரி போட்டுட்டு வியூஸ் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இவ்வளோ பண்ணுறத இவ்வளோ ப்ராசஸ் வச்சு பண்ணுறத இவங்க வந்து ஒரே இதில் பண்ணுறான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வார் வந்து ஓடினு இருக்குது நான் வந்து யார் சைடு எடுக்கலைங்க நான் வந்து யாரோட சைடு கிடையாது I don't want to mention any names but I just want to tell a small example நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம பார்க்குற மாதிரி எங்கே ஃபுட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் வீடியோ நான் பார்த்துட்டு அவர் சொன்ன இடத்துக்கு நான் போய் சாப்பிட்டேன் என் கசனை கூட்டின்னு போயிட்டு T Nagar somewhere one year back அவர் சொன்ன அளவுக்கு எனக்கு அந்த ஃபுட்டு வந்துட்டு அவ்வளோவா எனக்கு பிடிக்கல I am not satisfied even my cousin was not satisfied நாங்கள் போன ஒரே காரணம் ஏன்னா இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டேன் பட் என்ன நம்மள மாதிரி ஒரு மிடில் மிடில் கிளாஸ் பையனுக்கு நம்ம கையில் ஒரு இரநூறுவா இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய பாக்கெட் மணி நினைப்போம் நம்ம வந்து அதை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் அங்கே போய் கிட்டத்தட்ட four hundred five hundred rupees வந்து ஸ்பெண்ட் ஆயிடுச்சு but it's of no use அது வந்து டேஸ்ட் நல்லா இல்லை மேபி அன்றைக்கி போன அன்றைக்கி நல்லா இல்லையோ இல்லைனா I don't know lots of factors so இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த யூடியூப் வந்துட்டு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது ஏன்னா ஒரு விஷயம் ஒரு ரிவ்யூ பார்க்கணும்ல யூடியூப் ஒரு ஃபோன் வாங்கணும்ல யூடியூப் ஒரு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் YouTube everything is related to YouTube நம்ம ஒரு ஆள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரோஸ் இந்த கான்ஸ் இதை வாங்கலாம்னு சொன்னால் அதை வந்து நம்ம பிளைண்டாக வந்து போய் வாங்கின்னு இருக்கோம் without thinking because such your idol or some influencer your influencer has said that இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே போய் வாங்கிடும் so I want what I want to say this is அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக பண்ணால் ஐ மீன் காசுக்காக இல்லாமல் அவங்க ஸ்பான்சர்ஷிப்காக இல்லாமல் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணால் அதுவே போதும் ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சரை வந்து பார்த்துட்டு இத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க டியூட்டியை கரெக்டாக பண்ணணுமா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட்லி இப்போ இந்த சோலோ கார்பரேட் யூடியூபர்ஸ்க்கு இப்போ இந்த வார் வந்துட்டு சரி அவங்க போடுறாங்க அதை நம்மளால் தடுக்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் இந்த பேண்டமிக்கில் வந்து இன்னும் நிறைய நிறைய செலிபிரிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு YouTube channel cooking and travel vlogs வைக்கிற வைக்கிற எக்ஸெட்ரா இது நம்மளால் தடுக்க முடியும் அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களோட கிரியேஷன் அவங்களோட இது அவங்களோட விஷ் அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பட் போடுறது நல்ல கண்டென்ட்டாக போடுங்க போதும் ஏன்னா நாங்கள் நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ யோசிச்சுட்டு ஒரு ஒரு கண்டென்ட்டை வந்து எந்த அளவு டெலிவர் பண்ணலாம் ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ ரீச் ஆகும் யோசிக்கும் போது நீங்கள் செலிப்ரேட் செலிப்ரிட்டி ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரீச் அதிகமாக இருக்கும் அண்ட் உங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ரிரெலவெண்ட்டாக ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறதால தான் இவங்க வந்து இவ்வளோ ரியாக்ட் ஆகிறாங்க யூடியூப் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு நம்ம நம்ம டேலண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோமே சரி அதுக்கும் அதையும் மீதி யாராவது ஒரு ஆள் இப்படி போடுறாங்க அவங்க செலிப்ரிட்டியாக வந்து ஒரு video to not watch this வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணுவீங்களா மாட்டிங்களா உண்மையாக உண்மையாக சொல்லுங்கள் அந்த டைட்டில் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் பண்ணணும்னு தோணும் ஸோ அது நம்ம கையில் தானே இருக்குது அவங்க ஏதோ ஒன்று போடுன்னு போகிறாங்க நம்ம நம்ம டிசிஷன் எடுத்து நம்ம அதை பார்க்கணுமா வேணாமான்னு சொல்கிறது நம்மளோட விஷ் அவங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள குறை சொல்லி நமக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை நீங்கள் அதை பார்க்காமல இருந்தாலும் அவங்க வியூ வராது அவங்களுக்கு தெரியாத வந்து நம்ம தப்பு பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து முதல்ல அந்த வியூ பட்டனை அந்த ப்ளே பட்டனை தட்டுறது நிறுத்துங்க உங்களை பிடிச்சா பாருங்க விட்டுருங்க அண்ட் தட் டூ அவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்க ஏதோ பண்ணுறாங்க ஏதோ நம்ம எது வச்சாலும் பார்ப்பாங்கன்னு சொல்கிறது ரொம்ப தப்பது ஏன்னா thousands and lakhs of people are following you உங்களோட ரீச் வந்து ரொம்ப அதிகம் இப்போ நான் போட்டால் மிஞ்சி போனால் எனக்கு முப்பது வியூ கிடைக்கும் அதுக்கு மேலே யார் என்ன ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி வியூஸ் கிடைக்கும் I am just a small part in this very small part in this I don't know நான் வந்து திருப்பி நிறைய பேர் பார்க்கலாம் நான் குரூ ஆகலாம் it's not in my hands but செலிபிரிட்டிஸ்க்கு அப்படி இல்லை எங்களுக்கு வந்து டூ த்ரீ இயர்ஸ் எடுக்கிறது ஒரு ரீச் ஒரு லெவல் ரீச் ஆகுறது இவங்க வந்து ஒரு நைட்டில் வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க இவங்க நேம் பார்த்தாலே there are thousands and lakhs of subscribers next day வந்து அந்த பேஜ் வந்து மேபி தௌசண்ட்ஸில் ஏறிடும் subscribers count so that is the reach of celebrities so kindly இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த வந்து இப்போ இந்த சண்டே தயவு ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது நாங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க எவ்வளோ தவிக்கிறோமோ நீங்களும் அதே மாதிரி யோசிங்க சும்மா ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் இரிலவென்ட் கண்டென்ட் போட்டுட்டு தேவையில்லாமல் அந்த கிடைச்சதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆளா ஆளாகாதீங்க அப்புறம் எங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க எங்களை வந்து டெரோகேட்ரியாக பேசினாங்க டெரோகேட்டரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க இது உங்கள் கையில் தான் இருக்குது so whatever happened is happened so let's stop this war and let's create quality content from now onwards ஏன்னா ஒரு யூடியூப் வந்து நம்ம ஒரு பாஸ் மாதிரி நம்ம எப்போ வேணால் க்ரியேட் பண்ணலாம் எப்போ வேணால் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் யார் நம்ம மேலே யாரும் வந்துட்டு உக்காந்துட்டு பண்ணணும்னு சொல்லி யாரும் சொல்ல ஸோ நம்ம இந்த ஃப்ரீ டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரீடமை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் தயவுசெய்து கொடுப்போம் அண்ட் செய்து இந்த சண்டேலேருந்து ஈடாகாமல் let's work all together that's what that's what I want to convey in this video and எனக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணல நான் சொன்ன மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைப் கவுண்ட் கவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்க்க கீழே பார்க்கலாம் so I am just a small person but I just wanted to put a full stop to this problem and address my issue here and my opinion on this issue so thank you guys for வாட்சிங் this video and remember you are the viewer உங்கள் கையில் தான் இருக்குது நீ எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் தான் ஃபோன் இருக்குது உங்கள் கையில் தான் லேப்டாப் லாப் சாரி லேப்டாப் இருக்குது உங்கள் கையில் தான் அந்த பட்டன் இருக்குது ஸோ எந்த கண்டென்ட்டை பார்க்குறோம் எந்த வீடியோ பார்க்குறோம் நம்ம தெளிவாக நம்ம கையில் தான் இருக்குது அதை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருப்போம் and that's my video for today guys if you like the content please subscribe to my channel and uh, keep supporting me and uh, that's it this is your 90s kid Krishna signing off see you all take care bye bye